போகிறோன்னா ஈஸியான முறையில் வந்து நம்ம வீட்டில் வந்து எப்படி கொத்து பரோட்டா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பரோட்டா போங்க அப்புறம் இது பெரிய வெங்காயம் வந்து நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் இதோ மல்லி இலை கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது தேவையான அளவு இதெல்லாம் அப்புறம் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி முட்டை எடுத்திருக்கேன் அப்புறம் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் இதில் கரம் மசாலா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலாவும் மிளகாத்தூளும் ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்சளவு எடுத்தால் போதும் அப்புறம் ஆயில் அப்புறம் சால்ட்டும் நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப வேக வைக்க வேணாம் ஓரளவுக்கு வேக வச்சா போதும் பிரித்து இந்தளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப வேக வைக்க வேண்டாம் இப்போ நம்ம கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லாயிருக்கும் தக்காளி ஆட் பண்ண போகிறோம் நான் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் 哎，说得好。 பாருங்கள் மசாலாவும் நல்லா எண்ணெயில் இதாகிடுச்சு இந்த மசாலா ஸ்மெல்லாம் போயிருக்கும் இப்போ நம்ம பரோட்டா வந்து ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் பரோட்டா வந்து இப்போ நம்ம முட்டையை வந்து சேர்க்கலாம் இப்போ நம்ம முட்டைக்கு வந்து உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் பெப்பர் முட்டையில் சேர்த்துக்கலாம் சால்ட்டு ஆல்ரெடி நீங்கள் புரோட்டா சேர்த்துருப்பீங்க இருந்தாலும் முட்டை சேர்த்தனால கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் இது நல்லா ரெடி ஆயிடுச்சு இதோட நான் வந்து சிக்கன் கிரேவி வந்து பண்ணியிருந்தேன் அதை வந்து சேர்க்க போகிறேன் உங்களுக்கு எது தேவையோ அதை சேர்த்துக்கோங்க அதாவது சிக் முட்டை கிரேவி வச்சுருந்தீங்கன்னா முட்டை கிரேவி இல்லைனா மட்டன் கிரேவி எதுனாலும் வெஜ் கிரேவினாலும் ஓகே தான் நல்லா தான் இருக்கும் எதுனாலும் சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க இப்போ நான் அதை சேர்க்குறேன் இந்த கிரேவி சேர்க்கும் போது தான் இந்த பரோட்டா வந்து நல்லாயிருக்கும் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் பரோட்டா வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை பிச்சு எடுக்கும்போது வந்து நீல நீளமாக இருந்துச்சு இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக டம்ளர் இதெல்லாம் ஏதாச்சும் ஒன்று கடையில் பண்ணுறவங்க ஏதாச்சும் ஒரு இதை வச்சு இப்படி பண்ணி எடுத்துக்கலாம் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாருங்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் இப்போ இதை சாப்பிட போகிறோம் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ